பார்கவன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பேர் சத்யபாதி ஸ்கூல் நான் அரண்மனை சிறுவையில் கிராமத்தில் வசிக்கிறேன் நான் பேச போகிற தலைப்பு எனக்கு பிடித்த என் அம்மா எனக்கு உயிரை கொடுத்ததும் அம்மா தான் எனக்கு உடலை கொடுத்ததும் அம்மா தான் எனக்கு உணவை கொடுத்ததும் அம்மா தான் எனக்கு வாழ கற்க கொடுத்ததும் அம்மா தான் எனக்கு பத்து மாதங்கள் சொர்க்கத்தில் நான் இருந்தேன் அது என் அம்மாவின் கருவறையில் அழுதபோது என்னை சிரிக்க வைத்த முகம் என்றுமே வெறுக்காத குணம் தவறுகளை மன்னிக்கும் மனம் அளவுகளே இல்லாத பாசம் மற்றவளை காட்டிடாத நேசம் அனைத்தையும் உன்னிடம் கண்டேன் அம்மா அழுவதற்கு மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளங்கள் அணைப்பதற்கு கைகள் சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும் தோட்டத்தில் அழகு பூக்கள் என் வெற்றிக்கு அழகு அம்மா நான் சொல்லிய முதல் சொல் அம்மா நான் சொல் கடைசியாக சொல் சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நற்றினை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வணக்கம்